பாப்பா என்ன சாப்பாடு செய்றீங்க சாதிகா சமையல் பண்றாங்க இதெல்லாம் பாருங்க லட்டா எல்லாருக்கு ஹாய் சொல்லு ஹாய் சாரிக்கா நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணுறாங்க அதனால யாரையும் பார்க்க மாட்டேன்றாங்க வேலையில் அவ்வளோ சின்சியராக இருக்காங்க பேச மாட்டேன் பட்டு இங்கே பாரு இங்கே பாரு ஜேஜி கும்பிட போகலாமா ஜேஜி எப்படி கும்பிடுறது நான் கும்பிடுவேன் ஜேஜி கிட்ட என்ன கேட்பப்பட்ட சீக்கிரமா பூவாக்கு ஜூலாம் வந்து நின்றுக்குது பாரு பாப்பா ஜூ பாப்பா பூவா போடுன்னு சொல்லிட்டு ஜூ நின்றுக்குது பாரு பாப்பா ஃபஸ்ட்டு டீ போடுங்க